நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எட்டிமடை பகுதியை சேர்ந்தவர் முருகன் கேபிள் டிவி ஆபரேட்டர் மேலும் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் தொழில்களும் செய்து வந்தார் இவருடைய மனைவி ராதா இந்த தம்பதிக்கு ஹேமா வர்ஷினி என்ற மகளும் பாலபிரியன் என்ற மகனும் உள்ளனர் முருகன் சம்பவதன்று காலை ஏழு மணிக்கு தனது மோட்டார் சைக்கிளில் அந்த பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் நாமக்கல் ரோட்டில் உள்ள வைஐபி கார்டன் என்ற இடத்தில் மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்தது இதனால் முருகன் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார் அப்போது அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் முருகனை சரமாரியாக தாக்கினர் மேலும் கத்தியாலும் குத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் நிலைகுலைந்த முருகன் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார் அவர் அங்கேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இது குறித்து அந்த வழியாக சென்றவர்கள் திருச்செங்கோடு நகர போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் திருச்செங்கோடு துணை போலீஸ் சூப்பிரண்டு செல்வம் தலைமையில் போலீசார் விரைந்து வந்தனர் அவர்கள் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் இதையடுத்து முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து திருச்செங்கோடு நகர போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் கொலை செய்யப்பட்ட முருகனுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாங்குறிச்சி பகுதியில் நிலத்தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் அவர் மீது கொலை வழக்கு பதிவாகி இருப்பதும் தெரிந்தது எனவே இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக முருகன் கொலை செய்யப்பட்டாரா என்றும் தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறு காரணமா என்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் கொலையாளிகளை விரைவாக கண்டுபிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சக்தி கணேசன் திருச்செங்கோடு நகர போலீஸ் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் ஹேமாவதி ஊரக போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் கபிலன் ஆகியோர் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டுள்ளார் நிலையில் கொலையில் தொடர்புடையதாக சங்ககிரி பகுதியை சேர்ந்த பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ஜெயராமன் சேலத்தை சேர்ந்த செல்வம் மன்னாங்குறிச்சி பகுதியை சேர்ந்த சூர்யா செங்கோடம் பாளையத்தை சேர்ந்த மணிகண்டன் அவரது தம்பி மொட்டையன் என்ற குமார் புள்ளிப்பாளையத்தை சேர்ந்த மற்றொரு மணிகண்டன் செங்கோடம் பாளையத்தை சேர்ந்த கார்த்தி மற்றும் அர்ஜுன் ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் திருச்செங்கோடு எட்டிமடை பகுதியை சேர்ந்த காமராஜ் என்பவர் சங்கத்தையை சேர்ந்த ஜெயராமன் என்பவருக்கு ஆறு லட்சம் ரூபாய் கடன் தர வேண்டியிருந்தது இந்த நிலையில் காமராஜ் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன் இறந்துவிட்டார் இதனையடுத்து ஜெயராமன் காமராஜின் குடும்பத்தினரிடம் பணத்தை தரும்படி கேட்டுள்ளார் இதனை அறிந்த cable TV operator Murugan Kamaraj குடும்பத்தினருக்கு ஆதரவாக செயல்பட்டதுடன் ஜெயராமனை கண்டு பயப்பட வேண்டாம் என்று கூறினாராம் இதனை அறிந்த Jayaraman cable TV operator Murugan மீது ஆத்திரத்தில் இருந்தார் தொடர்ந்து தனக்கு தொல்லை கொடுத்து வந்த முருகனை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் அதன்படி ஜெயராமன் சூர்யா மணிகண்டன் குமார் மற்றொரு மணிகண்டன் கார்த்தி செல்வம் அர்ஜுன் ஆகிய எட்டு பேர் சம்பவத்தன்று முருகன் தனியாக வருவதை நோட்டமிட்டு அவரை வழிமறித்து இரும்பு ராடால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து கைதான எட்டு பேரையும் போலீசார் சிறையில் அடைக்க ஏற்பாடு செய்தனர்